மூணாவது பாடம் அந்த சம்ஸ்கிருத இத்திஹாசால ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சிருக்கோம் த்விதீயம் லௌகிகம் ச சோ பிராச்சீன நவீன பேதேன சம்ஸ்கிருத வாங்மயசிய துவே ரூபே ஸ்தா ரெண்டு ரூபம் hmm. இருக்கு ஓல்ட் அண்ட் நியூ கிளாசிக்கல் அதாவது Vedic and classical so Vaidikam is older classical Laukikam is later so இப்போ நாம was it older or was simultaneously because Vaidikam there are certain you know it is certain rules are there for Vedic. Uh, this uh -huh. one this, uh -huh. was it simultaneously developed or I don't a... think it was simultaneous. You know, the period and the and the language எல்லாமே உங்களுக்கு வந்து மாறுறது. There are several changes over uh, and those changes should have happened over uh, several decades. இது வந்து சைமல்டேனியஸா வரக்கூடிய சான்ஸ் இல்லை ஐ தாட் நம்ம தமிழ்ல எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி லாங்குவேஜ் இருக்கு பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு I that's what I thought so that is today இல்லையா அன்னைக்கு வந்து அந்த காலத்துல it must have been so common அந்த language that people also understood and then slowly there was a divide between the dialects and colloquial versus court language அப்படின்னு மாறிண்டு வரும் அதே hmm. போல I'm sure there should have been a development for Sanskritam also. Okay. Mm. Okay. Ah. இன்னைக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு சம்ஸ்கிருதம் படிச்சு படிங்க படிங்க நாமோச்சித்யம் தட் இஸ் நாமக சித்தியம் அது நாம ஔச்சித்யம் நாம ஔச்சித்யம் ஓகே நாம பெயரினுடைய ஒரு பொருத்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு பிராச்சீன பாரத வருஷே वेदसाहित्यम् एव प्रथम प्रथमतः प्रादुर्भूतं सो प्राचीनभारतवर्षे प्राचीनभारतवर्षेनक ரொம்ப புராதன பாரத பாரதத்தில் வருஷன்னு தேசம் அப்படின்னு அர்த்தம் வருஷம் பாரத வருஷம்னா the land of Bharatam ancient India இந்த லேண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படி வேத சாகித்யமேவ பிரதமதா பிராதுர்பூதம் வேத சாகித்யம் நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு தான் பதில் சோ வேதத்தினுடைய சாகித்யம் the literature of the Vedas அதுதான் பிரதமதா பிராதுர்பூதம் முதன்மையாக வெளிவந்தது முதல்ல பிராதுர்பூதம் உற்பத்தி ஆச்சு சோ இது வந்து வேதங்கிற வேர்டுனுடைய ஒரு ஔச்சித்யம் appropriateness what does it mean அப்படிங்கறத சொல்ல போற அனந்தாவை வேதாக इति इति वेद रक्षिरा रक्षिर राशिरान राशिरानन्ति वेद राशिर हम्म। आनन्त्य आनन्त्यम् अश्नुते अश्नुते சோ இதுல அனந்தாவை வேதாகங்கிறது ஒரு பாப்புலர் கொட்டேஷன் வேதங்கள் அனந்தம் அப்படின்னா உங்களுக்கு எல்லையில்லாதவைகள் வேதங்கள் அந்தன எல்லை அனந்தங்கிறச்சு எல்லை இல்லாதவை வேதங்கள் அப்படின்னு வேத ராசிகி ஆனந்தியம் அஷ்ணுதே அஷ்ணுதேங்கிறச்சு ஜென்ரலி லிட்ரல் மீனிங் எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இங்க வந்து அஷ்ணுதேங்கிறச்சு ஏற்றுக்கொள்கிறது வேத ராசியானது ஆனந்தியம் பன்மடங்காக இருக்கும் தன்மையை அடைகிறது அதுக்கு பொருத்தமா இருக்கு மல்டிடியூட் அப்படிங்கிறது is a quality that the literature of Veda has வித்ருஹு வித்லு विद्ल ज्ञाने इति धातौ निष्पन्नतया हम्म। वेद शब्दस्य ज्ञान विज्ञान बोध बोधकत्वं स्व स्वत स्वतः सिद्धं हम्म। स्वतः सिद्धं இப்போ வேதங்கிற வேர்டு எதுல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விதிலு ஞானே வேத்தி வித்தக விதந்தி அப்படின்னு இது இருக்கு ரூட் வேர்டு விதிலு கமலு கமலு தாத்து வந்து கமனே செல்றது அப்படிங்கிறது அதனுடைய ரூட் வேர்டு ஸோ விதில ஞானே புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தாத்தோஹோ தாத்துவிலிருந்து from the dhatu root word which is விதிலு டு அண்டர்ஸ்டாண்ட் டு நோ நிஷ்பன்னதையா வேத சப்தசிய உற்பத்தி ஆன காரணத்தினால இந்த வேதத்திற்கு வேதம் எனும் பதத்திற்கு ஞான விஜான போதகத்துவம் அறிவு விஜானம் ஒரு ஸ்பெஷல் சயின்ஸ் அதையும் போதிக்கக்கூடிய தன்மைங்கிறது ஸ்வத சித்தம் அதுக்கு நேச்சுரலாவே சித்திச்சிருக்கு வேதங்கிற பதம் பிகாஸ் இட் இஸ் பீன் நிஷ்பன்னதையா because it has been created from the root word விதிலு it is naturally it indicates a bodhakatvam an understanding of jnanam and vijnanam Uh, Okay. एवं वेद अनन्ता अपि uh, भगवता व्यासेन महर्षिणा महर्षि महर्षिणा Mm. uh, चतुर्धा सं- सङ्गृहीताः सङ्गलिताश्च uh, ऋग्यजुर्साम अथर् நாமாபிகி வேத சம்ஹிதா சம்பவன் சமபவன் சமபவன் சமபவன் ஏவம் இவ்வாறு வேதாக அனந்தாக அபி வேதங்கள் பலவாறாக இருந்த பொழுதிலும் பகவதா வியாசேன மகர்ஷினா பகவான் வியாச மகர்ஷியினால் இந்த பார்த்த உடனேயே டிக்ளைன் பண்ண ஆரம்பிக்கணும் பகவான் வியாசா மகர்ஷி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போட்டுட்டே வரணும் சொல்லிட்டு வரணும் ஏன்னா இது வந்து தகாராந்தம் இது அகாராந்தம் அடுத்தது ஈகாராந்தத்துல இருக்கு ஓகே சோ சதுர்தா சங்கிரஹீதாக சங்கலிதாஸ்ட சங்கிரஹீதாக they were collected into four types and சங்கலிதாக தேவர் ஆக்சுவலி சங்கிரஹீதாக சங்கலிதா ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான் சங்கிரஹீதான கலெக்ஷன் சங்கலிதானாலும் ஐ திங்க் யோ ரிட்டன்னு எழுதலாம் ஆமா it was collected and connected சங்கலிதம்னா கனெக்டட்னு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்றோம் கலெக்ட் பண்ணிட்டு அத நாலு வகையா அத கனெக்ட் பண்ற செப்பரேட் பண்ணி அத இது பண்றது செக்ரிகேட்டட் போட்டுக்கலாம் குரூப்பிங் குரூப்பிங் இஸ் பெட்டர் ஆமா he collected and grouped it into four not added வேண்டாம் ரிக் யஜு சாம அதர்வண நாமபிகி வேத சம்ஹிதாக சமபவன் இந்த நாலு பெயர்களினால் வேதத்தினுடைய கலெக்ஷன்ங்கிறது ஆச்சு குரு முகதக ஸ்ருதஸ்ய அனுச்சாரண அனுச்சாரண வித்யா விதயா விதயா சிஷ்யைஹி சம்பாதிதஸ்ய सङ्घृहितस्य च परम्परा प्राप्तस्य सुरक्षितस्य वेद वेदरक्षेद वेदराशेः वेदराशेः श्रुत श्रुतत्वम् एव तस्य श्रुत श्रुतयः इति नामान्तरं அகல்பயத் அகல்பயத் குருமுகதா ஸ்ருதஸ்ய சோ இது வந்து கேள்விப்பட்டதுனால இதுக்கு ஸ்ருதின்னு பெயர் that which is being heard so குருமுகதா ஸ்ருதஸ்ய குருவனுடைய முகத்திலிருந்து கேட்கப்பட்டதான அணு உச்சாரண விதையா சிஷைஹி சம்பாதித்தஸ்ய சங்கிரஹீதஸ்ய அணு உச்சாரணம் பதிலுக்கு பின்னாடி பஷ்சாத் அணுன்னு பஷ்சாத் later it is been repeated in the format by the சிஷ்யஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சம்பாதித்தஸ்ய it is been earned by repeating what that has been heard from the guru's mouth so குருவினுடைய முகத்திலிருந்து கேட்கப்பட்டதும் பதிலுக்கு அதை உச்சாரணம் செய்யும் முறையை கொண்டு விதையா சிஷ்யி சிஷ்யர்களால் சம்பாதித்தசிய சம்பாதிக்கப்பட்டதாகவும் சங்கிரகீதசிய சேர்க்கப்பட்டதாகவும் பரம்பரா பிராப்தசிய that which is been attained by பரம்பரா ஒரு வழிமுறையாக அடைய பெற்றதாகவும் இருக்கும் சுரக்ஷிதசிய வேதராசேகே ரட்சிக்கப்பட்ட வேதராசி இப்ப ஷஷ்டி பக்தியில இருக்கிறது எல்லாமே வேதராசேகேங்கிற ஷஷ்டிக்கு அப்ஜெக்டிவா போறது so first it is been heard from the mouth of the guru so குருமுகதா ஸ்ருதஸ்ய அனு உச்சாரண விதையா சிஷ்யைஹி சம்பாதித்தசிய சங்கிரஹீதஸ்ய ரெண்டுமே அந்த சிஷ்யனுக்கு so one who has earned it and well established in is mind அப்படி இருக்கக்கூடிய வேதம் பரம்பரா பிராப்தசிய சுரக்ஷிதசிய that which is been attained by பரம்பரா இதையும் பண்ணிட்டு அதையும் பண்றச்சு அது ஏதோ மாறுறது சாரி சுரக்ஷிதசிய வேதராசேகே ரட்சிக்கப்பட்ட வேதராசியினுடைய ஸ்ருதத்துவம் ஏவ the aspect of being heard அப்படிங்கிறதுனால தசிய ஸ்ருதயா இது நாமாந்தரம் அகல்பயத்து so they have come about with another name for it நாமாந்தரம் நாமாந்தரம்ங்கிறது அந்நத்து அந்நத்து நாம நாமாந்தரம் தஸ்ய ஸ்ருதயா இது ஸ்ருதின்னு அதுக்கு பேரு ஓகே இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கு அதுக்கு ஓகே ஓகே ஆம்னாயக சந்தக ஸ்வாத்தியாயக இத்யா இத்யா இத்தியாதயோ அபி வேத சம்யா பிரசித்தா சந்தி சோ இதெல்லாமும் வேத சம்ஞா வேதத்தினுடைய நாமாக்களாக பிரசித்தாக சந்தி புகழ்பெற்றவைகளாக இருக்கின்றன so these are also the other popular names of Veda அம்னாய சந்தக சுவாத்தியாய இதெல்லாமும் வேதத்தினுடைய ஒரு பெயர் ஓகே ருக் ரிச்சக यजु यजु हु यजु यजुम्शी यजुम्शी साम सामानी सामानि इत्येकवचन बहुवचनाभ्यां प्रसिद्धस्य प्रथम वेद वेद त्रयस्य त्रयी इत्यन्या समुदाय सम्याप्यस्ति सम्याप्यस्ति हम्म। संज्ञाप्यस्ति சம்ஞா அபி அஸ்தி संज्ञा अपि अस्ति Okay. சோ ரிக் ரிக்வேதம் ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய வேர்சஸுக்கெல்லாம் ரிச்சஹா அப்படின்னு ரிக் ரிச்சவு ரிச்சஹா இட்ஸ் பகுவச்சனம் யஜுஹு யஜுஷி யஜும்ஷி நபும்சகலிங்கத்துல இருக்கு சாம சாமனி சாமானி அதுவும் நபும்சகலிங்கம் உங்களுக்கு ரிக்கு மாத்திரம் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு இது ஏகவச்சன பகுவச்சனாபியாம் பிரசித்தஸ்ய தீஸ் த்ரீ ஆர் பிரசித்த they popular with both by both singular name and the plural name so ஏகவச்சன பெயர்னாலும் பகுவச்சன பெயரினாலும் பிரசித்தஸ்ய பிரசித்தமாக இருக்கக்கூடிய பிரதம வேதத்ரயசிய த ஃபர்ஸ்ட் த்ரீ வேதாஸ் அவைகளை குரூப் பண்ணி என்ன சொல்றான்னா த்ரயி இது அந்யா சமுதாய சம்யா அப்படி அஸ்தி சோ தெர் இஸ் அ சமுதாய சம்யாங்கிறச்சு மொத்தமா இந்த மூணுத்துக்கு மாத்திரம் ஒரு பெயர் இருக்கு group name common name proper name அதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கலெக்டிவ் கலெக்டிவ் நேம்ங்கிறோம் அப்படின்னு பேரு ஆக்சுவலி த்ரொயின்னு பெங்காலில எல்லாம் பேர் வச்சுப்பா அவா த்ரொய் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேற யாரும் படிக்கலாம் ஜெர்மனி படி स्वरूपविभागविनियोगाः प्राचीनार्या महर्षयः क्रतुपराय परायणा आसन् ஸோ ஸ்வரூபம் ஃபார்மேட் விபாக டிவிஷன்ஸ் விநியோக பிராக்டிஸ் இது மூணுமே இந்த பேராகிராஃப்ல டீல் பண்ண போறது பிராச்சீன ஆர்யாக மகர்ஷய ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் அவள்லாம் கிரது பராயணாக ஆசன் கிரதுன யாகம் பராயணா one who is involve in யாகா ஸோ இந்த uh, யாகத்துல இன்வால்வ்டா இருக்கக்கூடியவாளா இருந்தா மகர்ஷிஸ் கிரதுஷு ருச்சாம் யஜுஷா சாம்னாம் ச மந்திராணாம் விநியோகோ பவதி ஐ திங்க் யஜுஷாம் வரணும் கிரதுஷு யாகங்களில் ரிச்சாம் யஜுஷாம் சாம்னாம் ச மந்திராணாம் இது மூணுமே இப்போ ஷஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு சோ ருக்குகளினுடைய யஜுஷ் யஜுஸ் யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் சாமவேதத்துல இருக்கக்கூடிய சாமங்கள் இந்த மந்திரங்களை மந்திரங்களினுடைய விநியோகா பவதி பிராக்டிஸ் ஏற்படுறது அது உபயோகமானது ஏற்படுறது ரிக்வேத சமிதாயாம் சூக்தானி அனுவாக்காக மண்டலானி இது விபாக கிரமோ அஸ்தி Hmm. So Rigveda Samhita, Samhita nale, it is a collection. So collection of different uh, suktangal. So adula vandu, the way it is being divided is அதுக்கு மேல இத்தனை சுத்தங்கள் சேர்ந்தா ஒரு அணுவாக்கம் இத்தனை அணுவாக்கங்கள் சேர்ந்தா ஒரு மண்டலம் so it is divided into such so ரிக்வேதம் and then the subdivisions are மண்டலம் அதனுடைய சப்டிவிஷன்ஸ் ஆர் அணுவாக்கம் those further are divided into சுக்தாஸ் यजुर्वेदे अ, पञ्चाशत् अनुवाकः अ, प्रश्नः अष्टकम् इति क्रमेण विभागः अस्ति Hmm. யஜுர்வேதத்துல there are 50 ம். uh, 50 செக்ஷன்ஸ் அப்படி இருக்கணும் திடீர்னு வெறும் பஞ்சாஷத்துன்னு ஒரு நடுவுல ஒரு வேர்டு கொடுத்துருக்கால पञ्चाशत् என்ன पञ्चाशत् இருக்கு? சதாம் அப்படின்னு ஏதாவது வர வேணுமா இல்ல பஞ்சாஷத் அட்லீஸ்ட் யஜும்ஷின்னு இருக்கணும் something like that should be there I'm not sure if it is யஜுர்வேதே பஞ்சாஷத் अनुवाकः प्रश्नः अष्टकम् इति क्रमेण विभागः अस्ति so i'm sure there are some 50 sections of it which are divided into அனுவாக பிரஷ்ன அஷ்டகம் அதுல வந்து எப்படி சூக்தங்கள் ஏதாவது நம்பர் இருக்கணும் ரிக்வேத சம்ஹிதாயாம் இத்தனை சூத்திரங் சூக்தங்கள் இருக்குன்னு இருந்திருக்கலாம் தெரியல ஏன்னா ரிக்வேதத்துல சம்ஹிதாயம் சூக்தானின்னு ஆரம்பிக்கிறது சோ பஞ்சாஷத் is not a division name that much I know so பஞ்சாஷத் might be some fifty sections இருக்கு யஜுர்வேதத்துலன்னு இருக்கலாம் but the divisions are what you need is அணுவாக்கா பிரஷ்னா அஷ்டகம் இதுதான் அதனுடைய விபாகா यजुर्वेद शाकैर्गम पञ्चाशत् शाक ಇಲ್ಲಿ ಶುಕ್ಲ ಯಜುರ್ವೇದಂ ಕೃಷ್ಣ ಯಜುರ್ವೇದಂ ರೆಂಡು ತಾನೆ ನಮಗೆ oh correct correct just put it in bracket right now so that ಅದು ಇಟ್ ಡಸಂಟ್ ಮೇಕ್ ಸೆನ್ಸ್ ನಲ್ಲ ಅಪ್ಪಡೆ ಉಟ್ರೆ ಯಜುರ್ವೇದೆ ಅನುವಾಕಃ ಪ್ರಶ್ನಃ ಅಷ್ಟಕಂ ಇತಿ ಕ್ರಮೇಣ ವಿಭಾಗಃ ಅಸ್ತಿ ಹಾ ಸಾಮವೇದೆ ಪೂರ್ವಾರ್ಚಿಕಾ उत्तरार्चि उत्तरार्चिका इति प्रधानभागद्वयम् अस्ति सो पूर्वार्चिका उत्तरार्चिका इति प्रधान प्रधानभागद्वयम् important two divisions are there in सामवेदम् प्रतिभागं खण्डाः अध्याया अध्यायाः च इति विभागक्रमः अस्ति सो प्रतिभागम् in every section that is पूर्वार्चिकायां उत्तरार्चिकायां च खण्डाः अध्यायाः इति विभागक्रमः अस्ति so the, the method of division in each uh, section uh, called Purvarchika, Uttararchika, adhula, ungalukku there are several khanda, khandas and there are several adhyayas within it. Atharva, Atharvana Vede, Suktam, Anuvak, Anuvakaha, Prapatakam, Kandam iti vibhagaha asti. Hmm. So Suktam is the smaller one. Many suktas go into a Anuvakam. Pala Anuvakangal, oru Prapatakam. பல பிரபாட்டகங்கள்ல ஒரு காண்டம் அப்படி இருக்கலாம் ம். ஆ. एवं विधा च ओ sorry. அ, एवं विधाः चत्वारः अपि आ, एवं विधाः चत्वारः अपि वेदाः परम्पराभ्य परम्पराभ्य अभ्यस्ततया परम्परा अभ्यस्ततया आम्नाय इति छन्दो अ, छन्दोबद्धतया छन्द इति अ, ब्रह्मप्रतिपादकतया ब्रह्मेति च प्रसिद्धं गताः ம், प्रसिद्धिं गताः So they have attained a fame, prasiddhim gataha. They have attained a fame with- by by these three names. எதனால ஏவம் சத்வாரஹ அபி வேதாः ஆல் ஃபோர் வேதாஸ் பரம்பரா அபியஸ்ததையா அம்னாயங்கிற பேர் எதுக்காக வந்திருக்குன்னா பரம்பரையா அதை வந்து அபியாசம் செய்வதன் மூலம் செய்வதன் காரணமாக அஹ், ஆம்னாய அப்படின்னு அதுக்கு பெயர் அதுக்கப்புறம் சந்தோபத்தையா அதுக்கு ஒரு சந்தஸ்ங்கிறது இருக்கு சந்தஸ் meter because it is been bound by meter it is called சந்தா எல்லாம் இப்போ அஷ்டாத்தியாயில பாக்குறச்சே சந்தசி அப்படின்னு வந்ததுன்னா this rule applies only in vedic vedic words அப்படின்னு அர்த்தம் சோ oh. சந்தசி பகுலம் அந்த எல்லாம் வரும் அதுல சோ சந்தகான்னாலே வேதம்னு ஒரு அர்த்தம் பிரம்மன்னாலும் வேதம்னு அர்த்தம் அது ஏன்னா பிரம்ம பிரதிபாதகதையா பரம்பொருளை பற்றி அது வந்து பிரதிபாதகம் பண்றதுனால because it reveals the nature of Brahman it is also called Brahma ம். ஆ, ஒரு Oh, Mela. sorry. Oh, very good. Uh, वृत्त वृत्तबद्धाः स्तुतिपरा ऋचः ம். इति रूपाणि गेयानि अ, सामानि अ, तद् तद्व्यति व्यतिरिक्तानि गद्यमयानि यजुंषि इति त्रयी स्वरूपं वदन्ति ம். So, திரையி ஸ்வரூபம் திரையி அஹ், இந்த மூணு வேதங்களினுடைய ஸ்வரூபம் உருவத்தை எப்படி சொல்றான்னா the form of the three Vedas எப்படி இருக்கு விருத்தபத்தாக ஸ்துதிபராக ரிச்சா ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய அஹ், வார்த்தைகள் எல்லாமே அஹ், விருத்தம் there is a meter it is bound by meter and ஸ்துதிபராக ஸ்தோத்திரபரமாக இருக்கக்கூடியவைகள் ரிக்குகள் இன் பிரைஸ் ஆஃப் தெம் அதாவது இந்திர சுக்தம் இந்த ஸ்ரீ சுக்தம் புருஷ சுக்தம் இதெல்லாம் வந்து ரிக்வேதத்துல இருக்கக்கூடியது it's also present in Yajurveda and other things but the main concentration of Rigveda is to ஒரு ஒரு பிரைஸ் ஃபார்ம்ல இருக்கிறது ஸ்தோத்திரபரமா இருக்கிறது அடுத்தது கீதி ரூபாணி கேயானி சாமானி சாமவேதம் தான் வந்து பாட்டு சாஸ்திரத்துக்கு இது உற்பத்திங்கிறான் கீதி ரூபாணி எல்லாமே பாட்டு முறையில இருக்கக்கூடியவைகளாக இருக்கு சாமங்கள் கேயானி that which has to be sung அப்படி இருக்கு தத் அதை காட்டிலும் மாறுபட்டதாக இருக்கக்கூடியது இன் கான்ட்ரடிக்ஷன் டு தட் கத்தியமயானி யஜூம்ஷி யஜுர்வேதத்துல இருக்கக்கூடியவைகள் எல்லாம் இந்த போற prose format is Yajurveda so this is the general form of த்ரை ரிக்வ Trayi. ऋक्व अ, Rik Shastriyaha. Shastriyaha. Hmm. ऋक्शास्त्रीयाः बहुरुचः बहुरुचः தானே ஆமா பஹுரிச்சஹா ருச்சः. பஹு ஊ வந்து வாவா மாறி இருக்கு பஹு பிளஸ் ரிச்சஹா बहुवृचः इति सामशाकीया छन्दोगाः इति यजुशाखीयाः अध्वर्यवः इति वैदिकसंज्ञानं अ, संज्ञानं ஐ திங்க் அது ரிக் ஷாக்கியாகாவா இருக்கலாம். சாஸ்திரியாக டசன்ட் மேக் சென்ஸ். ஒரே நிமிஷம். சம்ஸ்கிருத இதிஹாசஹ. ரிக் சாஸ்திரியாகன்னு தான் போட்டிருக்கு புக்கில். ரிக்ஷாக்கியாக பகுரச்சா சாஸ்திரியாக இல்லை ரிக்ஷாக்கியாகான்னு மாத்தின்றேன் மாத்திடுங்க ரிக்ஷாக்கியாக ரிக் ரிக்வேத சாக்கையில இருக்கக்கூடியவர்கள் பகுரிச்சகா இதி வைதிக சம்ஞாம் பிராப்தாக so they attain this name also அதுக்கப்புறம் சாமசாக்கியாக சாம ஷாக் those who belong to the branch of சாமவேதம் அவர்களுக்கு சந்தோகாகான்னு பேரு யஜுஷாக்கியாக தோசு பிலோங் டு த ஷாக்கா ஆஃப் யஜுர்வேதம் அவளுக்கு அத்வரியவா இத்தி வைதிக சம்யாம் பிராப்தாக ஸோ தோசு பிலோங் அதாவது ரிக்வேதக்காரர்களுக்கு பகுரிச்சகா அப்படின்னு பேரு சாமவேதக்காரர்களுக்கு சந்தோகாகான்னு பேரு யஜுஷாக்கியாகக்கு அத்வர்யு அத்வர்யூன்னு பேரு ஏன்னா யாகத்தை பண்ணி வைக்கிறவா ஒரு ஒரு யாகம் இருக்கும் பொழுது நாலு வேதத்துல இருந்து there are people who come there அவ ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வேற உண்டு உத்காதா அத்வர்யு அந்த மாதிரி உண்டு டிபெண்டிங் ஆன் வாட் வேதம் தே பிலாங் அண்ட் எந்த வேதத்தை சொல்ல போறாளோ அதை பொறுத்து இது ப்ளூரல் இல்லையா குரு குரு குரவக அத்வர்யு அத்வர்யூ அத்வர்யவக லக்ஷ்மி இல்ல அத மூணு வேதம் இங்க atharva veda about that they have not mentioned right? they have not mentioned but the people who are uh, uh, இது வந்து பிரம்மான பேரு இட்ஸ் அ லேட்டர் வேதம்ங்கிறதுனால அத வந்து ஜென்ரலி சேர்க்க மாட்டா இது மூணுத்துக்கு தான் வந்து த்ரைன்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அதர்வண வேதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு கொடுக்கற அளவுக்கு அதுக்கு இல்லை அந்த அதர்வண வேதத்தை பிராக்டிஸ் பண்றவாளுக்கு பிரம்மான்னு பேரு ம். சோ பிரம்மான்னு இங்க வருது அடுத்த லைன்ல வருது அது இந்த பவ் ருச்சயः வந்து எண் சந்தி தானே அது. பஹு ஆமா. ருச்சயः. ம். எங்கேருந்து படிக்கணும் கிரதுஷு தோஹா क्र- क्रत् सारी क्रतुषु ऋग् यजु साम सामा अथर्व अथर्व वेदविदः क्रमेण होता अध्वर्युः उद्गाता ब्रह्मा इति तत् तत् स्थानपान् स्थानापन्ना भवन्ति ம் ரிக் ய- கிரதுஷு யாகங்கள்ல ஓ அ- அந்தந்த ஸ்தானம் தத்தத் ஸ்தான ஆபன்னாக பவந்தி they get that particular place if they know these particular Vedas so Rig Yaju Sama Atharva Veda விதः வேதம் விதந்தி இது வேத விதः those who know the Vedas, Rig, Yajus, Sama and Atharva, Kramena, uh, uh, வேதம் வேத வித்து தான் வேதம் வேத்தி இது வேத வித்து வேதம் தெரியும்னு அர்த்தம் சம்ஸ்கிருத வார்த்தை அது சோ இங்க வந்து ரிக்வேதம் ரிக்வேத வித்துக்கு ஹோதான்னு பேரு சோ பெர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிக்வேதம் இஸ் அ ஹோதா யஜுர்வேத வித்துக்கு வந்து அத்வர்யுகு அதுக்கப்புறம் சாமவேத வித் இஸ் அன் உத்காதா ஹிஸ் நேம் இஸ் உத்காதா அதர்வ வேதம் தெரிஞ்சவனுக்கு பிரம்மான்னு பேரு கிரமேண தத்தத் ஸ்தான ஆபன்னாக because they get that particular position and they sit in that position and they are called this இந்த பேர்ல அவளுக்கு ஒரு சம்யா கொடுத்துடுறோம் அது பார்த்தா ரிக்வேதக்கு வந்து ஹோதா உண்டு ஜாஸ்தி அதான் நான் கேட்க வந்தேன் நானும் லைக் ஹோதா பண்ணாதேன்னு சொல்றோம்ல so maybe it came like one so என்னன்னா ஏன் அது கொஞ்சம் இது நல்ல சூப்பர் எட்டிமாலஜி இது ஐ லைக் திஸ் கோதா பண்ணாதன்னு சொல்லுவாங்க அதான் நான் கேட்க வந்தேன் அதானே அது இல்ல அது இல்ல ஆனா நம்ம அப்படி எடுத்துட்டுலாம் பட் ரிக்வேதக்கார வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு பேரு என்னன்னா அவளுக்கு கையிலேயே அக்னியம் அவளுக்கு வந்து இதுவா எல்லாமே உபாம்சுவா பண்ணாலே அவளுக்கு ரிக்வேதக்காரளுக்கு தான் கையில அக்னின்னு பேரு அதனால அவ very rare you don't have many ரிக்வேதிஸ் அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி இந்த அக்னிஹோத்ரிங்கிறாளே அதானே அது அக்னிஹோத்ரிங்கிறது எல்லாருமே all Brahmins who are married அவளுக்கு வந்து அக்னிஹோத்ரம் ரைட் வருது இல்லையா உபாசனை பண்றோம் இல்லையா சோ இப்ப ரிக்வேதக்கார வந்து பண்ண வேண்டாம் கையிலேயே அக்னி இருக்கு அவளுக்கு அது அப்படிதான் அது சொல்றா சோ எங்கேயா இருந்தாலுமே அவ பண்ணலாம் ஹோமம் வளர்த்து பண்ணணும்ங்கிறது இல்லங்கிறதுக்கு அதுதான் அந்த ஹோதா வந்து ஜாஸ்தியா ம். ஆ. ம், சரி சதுர்விதானம் च- चतुर्विधानाम् अपि वेदमन्त्राणाम् उदात्त अनुदात्त वरित भेदेन Hmm. सस्वर पाठनियमो वरीवर् वरीवर्ति ஆ, வரிவர்த்தினா அதிசயேன வர்த்ததே இது வரிவர்த்தி ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சோ சஸ்வர பாட நியமகா வேதத்துக்கு எப்படி இருக்குன்னா நான்கு விதமான வேத மந்திரங்களுக்குமே உங்களுக்கு வந்து உதாத்த அனுதாத்த ஸ்வரிதங்கிற ஒரு பேதத்தை வைத்து ஸ்வர பாட நியமம் the rules of reciting the Vedas with its ஸ்வரம் அப்படிங்கிறது வரி வர்த்தி it exist even today in a very என்ன சொல்றது ரிஜிட் ஃபேஷன் அதை வந்து மாத்தவே முடியாது நம்ம நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடபேதம்ங்கிறது கிடையாது வேதத்துக்கு you the way they said may differ but the ஸ்வரிதம் அண்ட் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதெல்லாம் வந்து அந்த பரம்பரையா ஓரல் ட்ரெடிஷன்ல வந்தது has not change much across the length and breath of the country ஒரு if you take a Kalidasa text எடுத்தோம்னா முப்பத்தி ஆறு வருஷன்ஸ் இருக்கும் அதுக்கு காளிதாசனோட டெக்ஸ்டுக்கு ஆனா வேதத்துக்கு உங்களுக்கு வந்து ஜென்ரலி ஒரே வருஷன் தான் ரொம்ப அதுல மாறுதல்கள் கிடையாது இந்த வேத உச்சரிப்பு அதனால அந்த உதாத்தா அனுதாத்தா எல்லாம் அந்த மேல அந்த மேலையும் கீழே எது போறது அது வந்து that is applicable only to வேதம் வேத ப்ரொனன்சியேஷன் மற்ற இதுக்கு கிடையாது அது கிடையாது that is number one number two வந்து இப்போ இந்த இந்த கனபாடம் அப்படிங்கிறாங்க அது தட் தட் ஃபால்ஸ் இந்த பாடம் அந்த இதுல அந்த சொல்ற முறை இருக்கே அது இது பண்றதுக்கு எல்லாமே சோ இப்ப அந்த கணம் கட்டம்ங்கிறதெல்லாம் வந்து it is it is a methodology devised to memorize so memorize பண்றதுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து இப்போ one two three four words இருக்குன்னா one two two one one two three two three two one இந்த ஃபார்மேட்ல அந்த வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லுவா அது கேட்கறதுக்கே அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு ருத்ரகணம் எல்லாம் சொல்றது வந்து கேட்டாலே ரொம்ப ஜம்மன் இருக்கும் and at the same time you should say அதை பிரிக்கிற விதம் அப்படிங்கறதெல்லாம் வந்து it is very very highly codified மேனர்ல இருக்குது சோ அது அதுலயும் உங்களுக்கு உதாத்த ஸ்வரித்தம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பரம்பரையா கத்துக்கரிச்சே தான் குருமுகாத்து நமக்கு வந்து வரும் கிளீனா அண்ட் அதுல உதாத்தங்கிறது மேல் நோக்கி இருக்கக்கூடியது அனுதாத்தம்னா கீழே இருக்கக்கூடிய டோன் ஸ்வரிதம்னா சமமாக இருக்கக்கூடிய டோன் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் அதுதான் வந்து ஒரு ஒரு லெட்டர் ஆங்கிற வேர்டை எடுத்துட்டோம்னா லெட்டர் எடுத்துட்டோம்னா அதுக்கு பதினெட்டு வெரைட்டிஸ் வரும் நம்ம வந்து அ ஆ மாத்திரம்தான் நமக்கு தெரியும் அந்த ஆங்கிற ஒரு எழுத்த மாத்திரம் இப்ப அஷ்டாத்தியாயி படிக்கிறச்சே நீங்க இதெல்லாம் வந்து வித்யாரம்பம் பண்றச்சே ஐ உன் ரிலு கேவோங்க ஐயோச்சு படிப்பேன் அ இ உ இதுதான் இருக்கு அ ஆ சொல்றது இல்ல நம்ம லெட்டர்ஸ் கத்துக்கறச்சே வேணா ஆன்னு சொல்றோம் தட் இஸ் பிகாஸ் ஆங்கிற எழுத்துக்கு பதினெட்டு இருக்கு உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம்னால மூணு அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஹ்ரஸ்வ தீர்க்க புளுதம் ஸோ த்ரீ இன்டூ த்ரீ அதுவே உங்களுக்கு ஆயிடுறது நைன் ஒன்பது ஆயிடுறது இது ரெண்டுமே அனுநாசிக்க அனனுநாசிக்கம் அ ரெண்டும் சொல்லலாம் உங்களுக்கு அப்போ நைன் இன்டூ டூ பதினெட்டு வெரைட்டிஸ் வந்துடுறது ஆ இ உ மூணுத்துக்கும் பதினெட்டு உண்டு பாக்கிக்கெல்லாம் சிலதுக்கு ஹிரஸ்வம் கிடையாது தீர்க்கம் கிடையாது அந்த ரூல்ஸ் உண்டு பின்னாடி வராதுக்கெல்லாம் என்னன்னா புளுதம் கிடையாது சிலதுக்கு லுக்கு வந்து புளுதம் உண்டு ஆனா தீர்க்கம் கிடையாது ஏஐஓ அவுக்கு வந்து ஹிரஸ்வம் கிடையாது தீர்க்கம் அண்ட் புளுதம் உண்டு இப்படி டிவிஷன்ஸ் மாறும் So Chaturvidhanamapi Vedamantranam, for all the four types of Vedamantras, Udatta, Anudatta, Swarita Vedena, with the difference in uh, Swaram, Saswara Patha Niyamaha, Niyamaha rules. There is a uh, rule, there, there prevails, Varivarti, நன்னா இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்வரப்பாட்டத்தோட அதை படிக்கிறதுங்கிற rules are present for all the Veda mantras ஸ்வரதா स्वरतः स्वरतः ओ सारी स्वरत स्वरतः अपराधः महान्तं दोषं जनयेत् इति इन्द्रशत्रोः वैदिकी गाधा काचित् श्रूयते காச்சித்து ஷிரூயத்தை ஷ ஷவ மாறிடுறது அந்த இடத்துல ஸ்வரதா அபராதா ஸ்வரத்தினால ஒரு அபராதம் ஒரு தப்பு தவறு பண்ணோம்னா அது ஒரு பெரிய மகாந்தம் தோஷம் பெரிய ஒரு தோஷம் வரும் அப்படிங்கிறது வந்து இந்திரசத்ரோகோ காச்சித்து காதா இந்திரனுடைய இந்திரசத்ரு அதாவது இந்திரன் விருத்ராசுரன் அந்த ஒரு இந்திரசத்ரூர் வர்தஸ்வன்னு ஒரு லைன் இருக்கு அதை பத்தி ஒரு பெரிய கதை ஒண்ணு கேள்விப்படப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு அவர் நிறுத்திட்டார் அது என்ன கதைங்கிறத ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அது இந்திரசத்ருங்கிறதுல வந்து தேர் கேன் பி பகுவிரீகி சமாசமா இருக்கலாம் இல்லைன்னா தத்புருஷ சமாசமா இருக்கலாம் இந்திரஹா சத்ருஹு எஸ்ய இந்திரன் எவனுக்கு சத்ருவாக இருக்கானோ அப்படின்னு ஒண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் நான் அதை இதை எடுத்து வச்சேன் I totally to take it up again so பகுவிரீகி காம்பவுண்டா இருந்ததுன்னா இந்திர சத்ருர் வர்தஸ்வன் இருக்கு மந்திரம் வந்து இந்திர சத்ருர் வர்தஸ்வன் இருக்கு அதுல உங்களுக்கு வந்து இந்திரஹா சத்ருஹு எஸ்ய சஹா இந்திரன் எவனுக்கு சத்ருவோ அப்படின்னா இந்திரா பிகம்ஸ் த கில்லர் ஒன்னுத்துல பகுபிரீகி காம்பவுண்டா இருந்ததுன்னா இன்னொன்னுத்துல வந்து விருத்ராசுரன் வந்து கில்லரா ஆயிடுறான் இந்திர சத்ருர்வர்தஸ்வன்னுட்டு இன்னொன்னுத்துல உங்களுக்கு வந்து இது வந்துரும் ஆத்திய உதாத்தம் வந்து பகுபிரீகி இந்திரஹா சத்ருஹு எஸ்யன்னுட்டு இந்திரன் யாரை கொல்லுகிறானோ அப்படின்னு அதே தத்புருஷ சமாசமா இருந்ததுன்னா இந்திரஸ்ய சத்ருஹு அதாவது விருத்ராசுரன் வர்தஸ்வ அவனை வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தற்புருஷ சமாசத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆக்சென்ட் ஸ்வரம் இருக்கு அது வந்து கடைசி எழுத்துல வந்துடுறது அந்திய உதாத்தமா ஆயிடுது ஐ வில் ஒரு இதுல வந்து நான் ஜஸ்ட் அதை படிச்சு காமிச்சு விடுறேன் so that it's easier it's in a book in குமார சம்பவத்துல இருக்குது பாருங்க ஸோ இந்திரசத்ருஹு வென் uh, அதாவது மந்த்ரோ ஹீனஹா ஸ்வரதா வர்ணதா மித்யா பிரயுக்தா ந தம் அர்த்தம் ச வாக்வஜ்ரோ யஜமான் ஹினஸ்தி அப்படின்னு ஒரு வருஷம் ஒண்ணு இருக்கு அதுல இந்திரசத்ருஹு வென் ஆத்யோதாத்த are accented in the first syllable is a பகுப்ரீஹி காம்பவுண்ட் இந்திரஹா சத்ருஹு எஸ்ய சஹா எவனுக்கு இந்திரன் சத்ருவாக அமைகிறானோ அவன் அப்படின்னு ஆயிடுறது அப்போ இந்திரனை வந்து கொல்றவனா ஆக்குறோம் அந்தியோதாத்தம் போட்டோம்னா அந்திய வர்ணம் சத்ரு ஊகாரத்துக்கு வந்து உதாத்தம் போட்டோம்னா if it is accented on the second syllable அப்போ தத்புருஷ சமாசமா ஆயிடுறது so accents also determine how to take a விக்கிரக வாக்கியம் இந்திரசத்ருங்கிறத நம்ம வந்து பகுபிரேகியா இருக்கலாம் இல்ல தத்புருஷமாவும் அதை மாத்திக்கலாம் இந்திரோஹோ இந்திரசிய சத்ருஹு அல்லது இந்திரஹா சத்ருஹு எஸ்ய சஹா அப்படின்னு அவனுக்கும் போகலாம் இந்திரசிய சத்ருகுங்கும் பொழுது விருத்ராசுரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்போ செகண்ட் சிலபலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தத்புருஷ சமாசம் அப்படிதான் அமையும் உங்களுக்கு பிராதானியம் is always for the second பதம் உத்தரபத பிராதானியம்னு பேரு பகுவிரீகி அந்நபத பிராதானியம் so either it can be the first பதம் இந்திரனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்திரன் சத்ருவா எவனுக்கு இருக்கானோ அப்படின்னா இந்திரன் becomes the killer of that person அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது ஸோ இதுல வந்து த எனிமி ஒரு மந்திரத்தை அவன் வந்து பண்ணும் பொழுது once Indra killed Vishwarupa son of the sage Tvashta வேற அப்பான் Tvashta it performing a sacrifice to get a son Vritran who would be the killer of Indra but when repeating the மந்திரம் he miss accentuated the word and instead of pronouncing it with இந்திர சத்ருர்வர்தஸ்வ இந்திர டு ஈல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போ இந்திரன் தான் கில்லரா ஆயிடுறான் instead of Vritrasuran being the killer அதனால ஸ்வரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்கு இந்த ஒரு இதை சொல்ற கும்பகர்ண ஸ்டோரி அதானே கும்பகர்ணன் வந்து ஸ்வரத்துல வரல வேத வேத வார்த்தைகள் இல்ல அவன் தப்பா சொல்லிடுறான் நிர்தேவத்துவம்னு சொல்றதுல இருந்தும் தாவியும் மாத்திட்டு நித்ராவத்துவம்னு கேட்டு விடுறான்னு வெறும் வார்த்தைகள் தான் வார்த்தையே மாறிடுறது அந்த சோ ஸ்வரதா ஸ்வரத்தினால் ஒரு அபராதம் தப்புங்கிறது மகாந்தம் தோஷம் ஜனையே ஒரு பெரிய ஒரு தோஷத்தை ஏற்படுத்த கூடும் it could bring about a great calamity எப்படி இந்திரசத்ரோஹோ வைதிகி காதா காச்சித்து ஸ்ரூயதே தெர் இஸ் ஒரு ஒரு வேத சம்பந்தமான ஒரு கதையானது கேட்கப்படுகிறது இந்திரசத்ருங்கிற பதத்தை கொண்டு அப்படின்னு விட்டுடுறார் அவ்வளவுதான் அது என்னன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு பிரதிவேதம் பிராமணானி ஆரண்யகானி உபனிஷத் உபனிஷத ச யுக்தி பிரதான விபாக அஸ்தி சோ ஒவ்வொரு வேதத்தினுடைய இப்ப நம்ம பார்த்தோம் அனுபாக்கம் அஷ்டகம் பிரகாண்டம் இந்த மாதிரி டிவிஷன்ஸும் இருக்கு at the same time there is a broad four division for every Veda which is common to all four Vedas அது என்ன சம்ஹிதா பிராமண ஆரண்யகம் உபனிஷத் அப்படின்னு நாலு சம்ஹிதாங்கிறதுல தான் மந்திரங்கள் இருக்கு பிராமணம்ங்கிறது யூஸ்வலி எப்படி அந்த இதை பர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ஆரண்யக்கம்னா இதுல போகிறச்சு அரண்யே பவாக காட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் உண்டோ அதை பத்தி சொல்லியிருக்கு உபனிஷத்துங்கும் பொழுது அத்வை அதாவது அத்வைதம் பிலாசாபிக்கல் வேதத்தினுடைய அந்தம் தான் உபனிஷத்து உபனிஷத் அது வந்து it is also it is got more esoteric or philosophical இது இருக்கு அதுல ம்? விஷயங்கள் இருக்கு ஸோ பிரதிவேதம் வேதே வேதே பிரதிவேதம் in every Veda you have this பிரதான விபாக main divisions are Samhita Brahmana Aranyaka and உபனிஷத் स्तुतिपराः देवताप्रतिपादका मन्त्राः విధి నిషేధ ఆత్మకాని బ్రహ్మాణి బ్రహ్మ బ్రహ్మణాని ఓ బ్రాహ్మణాని ప్రాయేణ అరణ్యే సారీ అరణ్యే అధ్యేయాని ఆరణ్యకాని బ్రహ్మ ప్రతిపాదక వేదాంత ఉపనిషదశ్చ భవంతి సో స్తుతిపరాः దేవతాప్రతిపాదకాः మంత్రాः సో ఫస్ట్ ఇస్ சம்ஹிதான்னு பார்த்தோம் இங்க இல்லையா சோ சம்ஹிதா இஸ் அ மந்திர விபாக so what are these mantras ஸ்துதிபராக தேவதா பிரதிபாதகாக ஸ்தோத்திரபரமா இருக்கு இட் இஸ் பிரைஸ் அண்ட் ஒரு தேவதையை குறிச்சு இருக்கக்கூடிய பிரைஸா இருக்கு அதனால அது மந்திரங்கள் விதி நிஷேதாத்மகானி பிரம்மணானி விதின uh, இதை செய்ய வேண்டும் நிஷேத இதை செய்யாதீர்கள் அப்படின்னு நிஷேதம் பண்றது சோ விதி is something that asks you to perform an action which prompts you into action நிஷேதம் prompts you into inaction தடுக்கிறது ஒண்ணு எக்ஸாம்பிள் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சத்தியம் வத தர்மம் சர இதெல்லாம் வந்து விதி பண்ணு அப்படின்னு சொல்றது சுவாத்தியாயாத்து மா பிரமதா மா பிரமதித்தவ்யம் ஸ்வ அத்தியனம் தன்னுடைய சாக்கா ஸ்வசாக்கா அத்தியாயனத்திலிருந்து நீங்க விலகக்கூடாது you should not you should always do it அப்படிங்கிறதுக்கு நிஷேதம் அல்லது ந கடஞ்சம் இந்த மாதிரி நிறைய பண்ணாதன்னு சொல்ற வார்த்தைகளும் பண்ணுன்னு சொல்ற வார்த்தைகளும் இருக்கக்கூடியதுதான் பிராமணம் பிராயேண அரண்யே அத்தியேயானி அரண்யகானி those which have to be studied in the அரண்ய ஃபாரஸ்ட் அதுதான் ஆரண்யகமா இருக்கலாம் பிரம்ம பிரதிபாதிக்காக பிரதி प्रतिपादकाः வேதாந்தாக உபனிஷதாக பிரம்ம விஷயகமான பொருளை உங்களுக்கு சொல்றதுங்கிறது தான் வேதாந்தம் ஆர் உபனிஷத் ஓகே இந்த அரண்ய அரண்ய அதாவது வனத்துல பண்றதுங்கிறது does it also indicate when இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல நாம ஐ மீன் இந்த fourth stage of your life suppose to be இந்த ஃபாரஸ்ட் அதுக்காக உள்ளதா இல்லை ஜெனரலி காட்டுல இருக்கிறவாளுக்குள்ள பட் ஜெனரலி காட்டுல இருக்கிறவா இல்ல I think fourth stage of life when you go there what are all the do's and don'ts எது பண்ணலாம் பண்ணக்கூடாது சன்னியாசம் மாத்திரம் இல்ல வானப்பிரஸ்தம்னு இருக்கு இல்லையா சோ கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம் இருக்கு அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமம் சோ அந்த ரெண்டு டயத்துலயும் what are you suppose to be doing what are the இது rules and regulations for that அதுவும் இருக்கலாம் ஓகே ஓகே ஆ, உபனிஷத் उपनिषदः यथा वेद वेदाः चत्वारस्तथा वेदान्ताः दश प्रसिद्धाः ம், வேதங்கள் எவ்வாறு நான்காக இருக்கின்றனவோ அதே போல் வேதாந்தங்கள் தச உபனிஷத் வந்து பத்து இது வந்து main there are many Upanishads in fact நூத்தி எட்டு இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் உபனிஷத்ஸ் கூட இருக்குங்கிறா but the principal ten Upanishads which are associated with the particular Vedas அது உங்களுக்கு பத்து தான் கட முண்டக மாண்டூக்கியானி சாந்தோக்கியம் தைத்திரியம் இது தசோ உபனிஷத் தசோபனிஷதோ பிரம்ம தத்துவ நிரூபோ நிரூபணே நிரூபணே பிரதி பிரதி பிரதி சந்தி சந்தி ஒம்பது தான் இருக்கு இதுல வந்து சாந்தோக்கியம் தைத்தரியம் ஐத்தரேயம் வரணும் உம் தைத்தரியம் ஐத்தரேயம் சாந்தோக்கியம் உம் இது பின்னாடி போட்டு ஈஷகேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கியம் தைத்தரீயம் ஐத்தரியம் ஐத்தரேயம் அண்ட் தென் சாந்தோக்கியம் बृहदारण्यकम् इति दश उपनिषदः பத்து உபனிஷத்து பிரம்ம தத்துவ நிரூபணே பிரதிதாக சந்தி பிரம்மத்தினுடைய தத்துவம் பிரம்மங்கிறது பரம்பொருள் தி சுப்ரீம் என்டிட்டி நிரூபணம்னா establish in order to establish the tattva the principle of brahman they are uh, prathitaha uh, புகழ்பெற்றவைகளாக இருக்கின்றன so பிரதிதானா பிரசித்தாக சந்தி மாண்டுக்கியம்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் பிரகதாரண்யம் இஸ் லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் மாண்டூக்கியமா smallest I thought Isha Vasyam is the biggest also is the next அதுக்கப்புறம் தான் ஓகே வேதாங்கங்கள் ஒரே இதுதான் இத நெக்ஸ்ட் வேதாங்கத்துல இருந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஓகே